டாப்ஸ்ங்களா எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் ஐ இன்னும் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா ஒரே வேலை மொத்தத்தையும் முழுங்கிட்டேன் சாக்லேட் இடியாக்கா வெரி குட் ஷின்சான் பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும்ல தெரியுமா சாக்லேட் சாப்பிடணும் பள்ளி விளக்கணும்னு சாக்லேட் தான் முதல் வேலை உங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அலைஞ்சிட்டு இருக்க எனக்கு ஏன் இந்த பாராட்டு மழை பொழியுது நீ ஏன் இப்படி பொறாமப்படுற கச்சா நான் ஒன்றும் பொறாமப்படல அப்படி ஏன் இந்த கத்து கத்துற எதுக்கெடுத்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒரு குறை சொல்லிட்டே இருக்கியே ஏதாவது டான்ஸ் ஷோல நான் ஜட்ஜா போய் பங்கு வகிக்க போறியா என் பேர் எனக்கு அஞ்சு வயசு ஆகுது அகில உள்ள ஆக்ஷன் காமினோட முதல் ரசிகன் நான் தான் என்ன மேல பாக்குறீங்க கீழே பாருங்க என்ன விஷயம் தம்பி என்ன சொல்ல விரும்புற ஸ்கூலுக்கு வரும்போது வெறுங்கையை வீசிட்டா வருவீங்க ஏன் தம்பி நீ வீட்ல இருந்து எதுவும் சாப்பிட எடுத்துட்டு வரலையா அதெல்லாம் காலையிலேயே முடிச்சாச்சு மத்தியானம் சாப்பிட வேணா இப்போ போயிடுச்சு அதனால ரோட லெஃப்ட் ரைட் பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கிராஸ் பண்ணலாம் தரையில படுத்துக்கிட்டு என்னப்பா பண்ற ஜீப்ரா கிராசிங்ல ஜீப்ரா இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் வாங்கிக்கோ ஏமா இந்த வேலை பண்றீங்க ம் கபோர்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்க ஷின்சான் ஓஹோ ம், நான் உங்களுக்கு உதவி பண்றேம்மா பரவாயில்லையே ஷின்சான் சமத்து புள்ளையா மாறிட்ட ம், என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான் இங்கன மட்டும் காலியா இருந்துச்சே எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் இதுக்கெல்லாம் நாம அடிக்கடி வரது இல்லல அதனால இருக்கும் மிச்சி ஷின்சான் நீ கவலைப்படாம நிம்மதியா சாப்பிடு என்ன நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு வண்டி ஓட்டணும் அப்புறம் என்னப்பா வருது நம்மள வீட்டுக்கு போய் சேர வேணாமா வேணும்னா நான் உங்களுக்கு தூக்க வராம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடவா காமிங் பாட்டு இருந்ததுல என் பாட்டுக்கு எதற்கு இந்த எதிர்கொட்டு